Thank you. நீ எல்லாம் என்ன மயிர உயிரோட இருக்க டேய் நான் பாரு நேர்ல வாடா பாலக்க எப்படி வாயில வர நீ என்ன வயசு மாங்காய் தலையா டேய் படி Gracias. 这干了伐？